குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷர் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக அதாவது இன்று நாம் பார்க்க போகிறோன்ட்டு கடக ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே சனி வந்து மகரத்திற்கு பயிற்சி ஆகிவிட்டது அடுத்து வந்து குரு வந்து நவம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் வந்து தனுசு ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்து நீசமடைகிறார் அதாவது குரு உங்கள் ராசியையும் பார்வை செய்ய போகிறார் வருகிற நவம்பர் மாதம் முதல் மேலே நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிகப்படியான சனி மற்றும் குருவின் பலன்கள் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறத அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இயல்புலேயே நீங்கள் வந்து உங்களோட தன்மை என்ன அடுத்தவங்களுக்கு உதவும் குணம் படைத்தவர் நீங்கள் எளிதாக வந்து யாராக இருந்தாலும் நம்பி வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் தனது சுய பிரச்சனை பிரச்சனையை விட்டுட்டு அடுத்தவங்களோட பிரச்சனையை வந்து முன்னின்று நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்ட்யூஷன் சொல்கிறதும் உங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப ரொம்ப அதீதமான இருக்கும் ஒரு ஒரு விஷயம் பின்னாடி நடக்க போகிறோன்னா அது முன்னாடியே உங்களுக்கு உள்ள உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஓ இப்படி நடக்க போகுது இப்படி தெரிய போகுது எனக்கு ஏதோ ஒரு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு அதீதமாக இருக்கும் பாசமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டர் இந்த கடகராசிக்காரர்கள்ட்ட அது நீங்கள் வந்து உங்களுக்கு இயல்பாகவே அது அதீதமாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்கும் இருக்குமா என்பது வந்து உங்களுடைய சுயஜாரகத்தை பொறுத்து தான் மாறுபடுங்க சரிங்களா பொது பலன்கள் ஏன்னா இந்த கடக வந்து ஐந்து கோடி பேர் ஆறு கோடி பேர் இருப்பீங்க அது உங்கள் சுயஜாதகம் அது வலு கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத வந்து நம்ம வந்து பொறுப்பலன் ஓரளவு தான் நமக்கு அந்த பலன்கள் கொடுக்கும் சுயஜாதகம் அந்த பலன்களுக்கு ஏற்ப வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத வந்து உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இந்த கோச்சாரம் இந்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே ஒரு ட்ரிகர் தான் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணிட்டு போகும் அவனுடைய வந்து அதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிப்பீங்களா மாட்டிங்களாங்கிற வந்து சுயஜாதகம் மட்டுமே இது ஏன் இத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா பல பேர் வந்து மேலோட்டமாக நம்பிடுறாங்க நான் எண்பது போட்டுட்டேன் இல்லை எனக்கு நூறு வராதா இல்லை நாற்பது கூட ஆகலாம் சில பேருக்குலாம் அந்த மார்க் பேசிஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது எப்படி வேணாலும் ரிவர்ட் ஆகலாம் அதெல்லாம் ஃபைனலே கிடையாது உங்கள் சுய ஜாதகம் வேலை செய்யும் கோச்சாரம் உங்களுக்கு வந்து வலிமை கொடுக்கும் சில பேரோட ஜாதகத்தில் வந்து வீடு கட்டணுங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் கட்டவே முடியாது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் இந்த கோச்சாரம் சில பேருக்கு வந்து வீடு கட்ட கட்டி விடும் அதற்கான ஆரம்ப வேலைகள் அப்போ தான் மாற மாதிரி இருக்கும் இந்த கோச்சாரத்தால் இதுதான் இதுதான் கோச்சாரத்தோட வேலை அதான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியோட தன்மை அதுதான் சரிங்க இப்போ வந்து முதல்ல வந்து கடகராசிக்கான சனி பயிற்சி பலனாலாம் முதல்ல பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சனி உங்கள் ராசியே பா ஏழாம் பாவத்திலிருந்து உங்கள் ராசியே பார்வை செய்கிறார் அப்படின்னா சனி ஏழாம் பாவத்திலிருந்து ராசியே பார்வை செய்வதனால் எந்த ஒரு விஷயமே வந்து ரொம்ப யோசிப்பீங்க அதை செய்யலாமா வேணாமா ரொம்ப காலம் தாழ்த்துவீங்க ஒன்று உங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கே ஒரு ஆறு மாதம் எடுத்துகிட்டு அதை செய்யாமையே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது செயல் அளவில் செயல்பட மாட்டீங்க பெரும்பாலுமே மனதிலேயே இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் அதை மீறியும் ஒரு இடத்துல நீங்கள் பண்ண போனீங்கன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே பின்வாங்கிடுவீங்க ஒரு செஞ்சு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் முடிச்சுட்டு அப்படியே பின்வாங்கிடுவீங்க இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த காலகட்டங்களில் சனி ஏழாம் பாதத்துலேருந்து பார்க்க சில சில பேர் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா அந்த சனி ஏழாம் பாவத்தில் வந்து உங்களுடைய மூன்றாம் பாவம் அது சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்து பார்வைகள் இருக்குது இருக்கும் இடத்துல இருந்து அத்தனை பார்வைகள் பார்க்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு கூட எங்கெல்லாம் போட்டோம்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு அடுத்தது வந்து மூணாம் பார்வையை ஒன்பதாம் பாவம் பத்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் பாவத்தை பார்க்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் பாவம்னா என்னங்க ஒன்பதாம் பாவம்னா வந்து அயல்நாட்டு பயணத்தை குறிக்கும் தண்டை ஸ்தானத்தை குறிக்கும் பூர்வீக பூர்வீக வழி சொத்துக்கள் குறிக்கும் அப்புறம் வந்து ஆன்மீக பயணம் ஆன்மீகம் சார்ந்த தேடல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை படிப்பது இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் அப்படின்னா யாரெல்லாம் ஃபாரினுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை தண்டை சார்ந்த வித வழியில் ஏதாவது உதவி எப்படி வேணும் இல்லைன்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு வேணும் தாராளமாக முயற்சி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துலாம் சனியன் மூன்றாம் பாவம் மூன்றாம் பார்வைங்கிறது உங்கள் முயற்சி நீங்கள் முயற்சி எடுத்தால் ஒன்பதாம் பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சாதகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் பாவம்னா என்னங்க ஒரு அதிகப்படியான முயற்சியின் மேல முயற்சியினால் கிடைக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா நன்மை ஒரு வந்து நான் இவ்வளோ நாளாக கீழே ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தேன் ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அதுவும் உங்கள் முயற்சினால் தான் கிடைக்கும் தானாகவே வருமாங்கிறது ரொம்ப சந்தேகம் சரிங்களா நீங்கள் அதிகப்படியாக முயற்சி எடுத்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அயல்நாடு போகணும் இல்லைன்னா இந்த ஒர்க்லேருந்து வேறு ஒரு ஒர்க்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் தடவை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பத்தாம் பார்வையாக நாலாம் பாவத்தை பார்க்குறாரு இப்போ நாலாம் பாவம்னு என்னங்க வீடு மனை வாகனம் தாய் இதெல்லாமே சொல்லு வீடு கட்டுறதுக்கு போனாலும் எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்போ இவ்வளோ நாள் நான் லோன் ட்ரை பண்ணலாமா டாலமாக ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் சரிங்களா தாய் சார்ந்த வகையில் வந்து நீங்கள் அதிகமாக இன்பம் துன்பம் ஏன் இன்பம் துன்பம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் அது துன்பமாக இன்பமானு அவர்கள் சார்ந்தவர்களும் நீங்கள் மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் இல்லைன்னா அவங்கள வந்து அவங்கள விட்டு நீங்கள் பிரிந்து தனியாக செல்லும் நிலை ஏற்படலாம் இன்னும் சில பேருக்கு ஜாதகம் வலிமையாக இருந்தால் வீடு கட்டவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் தலையிடுவீங்க நான்காம் பாவம் தாயார் வழி பிரச்சனைகள் தாயார் வழி உறவினர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கள் அதீதமாக தலையிடும் சூழ்நிலை அதீதமாக ஏற்படும் அப்படின்னா இதனால் பிரச்சனையாக மட்டுமே இருப்பாங்க இது பிரச்சனையாக இருக்குமா நன்மையாக இருக்குமா என்பது வந்து உங்கள் சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும் சரிங்களா இதை வந்துட்டு இதை வந்து சனி வந்து ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையை வந்து உங்கள் ராசியை பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் ஏழாம் பார்வை உங்கள் ராசினா என்னங்க ராசினா உங்கள் மனம் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பயுமே ஒரு விஷயம் எண்ண அளவில் மன அளவில் ரொம்ப வலிமையாக இருந்தாலும் அது செயலளவில் வரும் அப்படி இருக்கிற சனியை உங்களை பார்த்து கொண்டு நீங்கள் மனதளவுலேயும் ரொம்ப சோர்ந்து போடுவீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை நீங்கள் தான் தவிர்த்து விடணும் நீங்கள் பாட்டுக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா சனி ஏற்கனவே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா நீங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்போனா அந்த செயலும் நடக்காது எதுவுமே நடக்காது அப்படின்னா உங்களை மையப்படுத்தி பல விஷயங்கள் நடைபெறும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க சரிங்களா நீங்கள் சொன்னனால தான் அப்படியே இருந்துச்சு விமர்சிப்பார்கள் நிறையா பேர் விமர்சனம் செய்வாங்க நீங்கள் சொல்லுன்னா நான் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டேனே நீங்கள் சம்மண்டமே பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களே மையப்படுத்தி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போயிருப்பாங்க பாசிட்டிவானாலும் சரி நீங்கள் சம்மண்டமே பெருசாக நீங்கள் ஈடுபடனாலும் உங்களை மையப்படுத்தி நிறையா பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முரண்மை பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் அதாவது சில பல விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் முக்கியமாக ஒன்பதாம் பாவம் நான்காம் பாவம் தண்டை வழி தாயார் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சார்ந்த விஷயங்களில் பாசிட்டிவ் பிரச்சனை வந்துன்னா ஈடுபடாமல் அவங்க இந்த மாதிரி தப்பாக பேசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு கமெண்ட்ரி கொடுக்கறது வேணாம் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களையே வச்சு கடைசியில் இப்போ பிரச்சனையை உண்டாக்குவாங்க அதில் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபரி ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா குரு குரு நீசமடைந்து உங்கள் ராசியே பார்க்கிறார் அப்படின்னா வந்து என்னங்க கெட்டப்படனா ஒன்றும் நல்லதா இல்லை நீச பங்கம் அடைகிறார் குரு இழந்த வளைவை ஆரம்ப காலகட்டத்தில் தாயார் வழி தண்டை வழி சார்ந்த விஷயங்கள் எளிதில் கிடைக்காத மாதிரி தோணும் ஆனால் வந்து கடைசியில் ஒரு ரெண்டு மூணு மாதம் சொல்ல போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு நடுப்பகுதியில் வந்து உங்களுக்கு முழுமையாக சாதகமாக அமையும் இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயம்லாம் வேலை சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ நாள் தொய்வாக இருந்துச்சா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை விமர்சித்தவர்கள் அப்படியே அல்ட்டா உல்ட்டாவாக அப்படியே மாறும் நீங்கள் நம்பியிருக்கவே மாட்டீங்க இன்னும் எவ்வளோ நாளாக எனக்கு வராமல் இருந்த ஒரு விஷயம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சது நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கே நீங்கள் புரியும் ஏன் ஏன் இவ்வளோ நாள் இப்படி அப்படியே மாறுதே குரு அவ்வளோ நல்லவரா குரு அப்படியா அப்படி இல்லைங்க குரு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு ஏழாம் பறவை உங்கள் ராசியை பார்க்கிறார் இவ்வளோ நாளாக சனி பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விமர்சனம் கெட்ட பேர் அப்படிலாம் இருப்போம் குரு ஒரு பாவத்தை பார்த்துட்டான்னா நீங்கள் என்ன தான் கெட்டது பண்ணாலும் என்ன தான் நெகட்டிவ் பண்ணாலும் உங்கள் மேலே தப்புனாலுமே அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர வைப்ப வைக்கலாம் பார்ப்பார் குரு சரிங்களா ஒரு நெகட்டிவ் அப்படின்னா வெளியில் தெரியாது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க தெரியாது இல்லை கேஸே ஆனாலுமே அது வெளியில் வந்துருவீங்க இதுதான் குருவோட பவர் அந்த குரு என்ன பாவம் பண்ணுறாரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் பாவம்னா என்ன உங்கள் ஆசை உங்கள் வெற்றி நீங்கள் வந்து நிறைய புகழ்ணும் பணம் சம்பாதிக்கணும் இது எல்லாமே என்ன ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு பார்க்குறனால வந்து அந்த பாவம் செழிப்பு பெறும் அந்த பாவம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆளாக நீங்கள் நினச்சி நார்மலாக மனசளவில் நினச்ச விஷயங்கள்லாம் எளிதில் வந்து செயல்பாட்டளவில் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் உங்கள் மூணாம் பாவத்தை பார்க்குற மூணாம் பாவம்னா என்னங்க உங்கள் முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து தானாகவே ஃப்ரூட்ஃபுல்லாகும் நீங்கள் அது பெரிய மனதளவில் தான் நினச்சிருப்பீங்க லைட்டாக ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சகோதர பாவம் அவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படும் சம்மண்டமே இல்லாமல் அவங்க உங்களுக்கு யாராவது வந்துட்டு உங்களுக்கு இது செய்யலாம் இவ்வளோ நாளாக செய்யணும்னு நினச்சி செய்ய முடியல இப்போ செய்ய முடிஞ்சிச்சு அவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் இல்லை நீங்கள் அவருக்கு வந்துட்டு நிறைய எஃபோர்ட் எஃபோர்ட் போட்டு அவங்கள நீங்கள் வந்துட்டு உயர்த்தி விடலாம் இது எல்லாமே குரு நீசபங்க ராஜயோகமாகுது குரு நீசம் அடைகிறார் குருவும் சனியும் ஒன்றிணையும் அதிகபட்சம் வந்துட்டு மே மாதம் கால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஜூன் ஜூலை காலகட்டங்களில் ஒன் ஒன்றிணையும் ஏற்படலாம் ஒன்றிணைவு ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டு உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களை மையப்படுத்தி உங்களை சார்ந்து பல விஷயங்கள் நடைபெறும் அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இன்னும் சில காலகட்டங்களில் ஒரு குறிப்பாக ஒரு ஒன்றிணை காலகட்டங்களில் யார் யாருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனை இருக்கோ அதுவுமே ஏற்படலாம் முறி குறிப்பாக வந்துட்டு குருடசை குரு புக்தி சனிடசை சனி புத்தி ஒரு தொய்வு ஏற்படும் ஏன்னா இரண்டு கிரகங்கள் உங்களை சேர்க்க உங்களை சேர்ந்து பார்க்கறனால சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டாலுமே இந்த டசா புட்டி நடப்பவர்களுக்கு வந்து சிறு உடல்நல பிரச்சனைகள் உடல்நல செலவு ஏற்படலாம் ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்யும் நிலை ஏற்படலாம் ரெண்டுத்தில் உன் நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தான் உங்களுக்கு வருமே தவிர நெகட்டிவ்ங்கிறதுக்கான இது வர வாய்ப்பே இல்லை நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வருங்க சரிங்களா நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா